அட்வென்ச்சர் வெஹிக்கிள் ரிவ்யூ பண்ண தான் வந்திருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹிமாலயன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் லான்ச் பண்ணாங்க நம்ம வந்து இன்றைக்கி full and full history of Himalayan பார்க்க போகிறோம் let's moot the Himalayan review start பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வண்டி டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நேம் ஹிமாலயன் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துக்கலாம் ஹிமாலயன் வெஹிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல தான் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க அதுவும் வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவலாக வந்து ஆர்மி வெஹிக்கல்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஆர்மி வெஹிக்கிள்ஸ் இந்த சென்ஸ் அவங்க வந்து டெஸ்ட் டிரைவிங்கும் இருக்கட்டும் அவங்களோட இன்ஜினியர்ஸ் அந்த அவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாமே டிரைவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ஹிமாலயன் டெரைன்ஸ் அண்ட் அந்த ஆஸ்பெக்ட்ஸ் லடாக் அந்த ரீஜன்ஸில் தான் வெஹிக்கிள் டிரைவ் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து அப்போலேருந்து ஒரு பெரிய ட்ரீமாக இருந்திருக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து நம்ம டிசைன் பண்ணணும் ஒரு அட்வென்ச்சர் வெஹிக்கிள் அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பெருசாக ஒரு வீல் பேஸ் பெருசாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெஹிக்கிள் டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்போலேருந்தே ட்ரீம் பண்ணுறாங்க அவங்க ஒரு அஃபிஷியல் சைட்ஸில் நீங்கள் நம்ம வந்து ஹிமாலயன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கும் கார்த்திக் சாரோட இருக்கும் இவர் தான் வந்து Abhi motors Royal Enfield showroom manager அவர்கிட்ட வந்து நம்ம இந்த showroom details and Royal Enfield vehicles பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓ ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு basic Bullet one Classic Meteor அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் டியூஸ் இருக்குது டியூஸில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் ஜிபி இன்டர்செப்ட் இருக்குது ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கிளாசிக் மாடல்ஸ் வந்து all range of customers like பண்ணுவாங்க அதிகமாகவே yes even youth and all categories customers use பண்ணுவாங்க அது ரெகுலர் யூஸ் வச்சு இந்த பிஸ்னஸ் இந்த வீக்கெண்ட் ட்ரிப்ஸ் கொண்டு பண்ணுவாங்க கிளாசிக் எஸ் கிளாசிக்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கடுத்து இப்போ ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆஃப் ரோட் யூஸ் டிசைன் பண்ணிருந்து adventure vehicles adventure vehicles so இதோட ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஃப்ரண்ட் சஸ்பென்ஸ் எல்லாமே டோட்டலாகவே வேரியேஷன் ஆகும் டோட்டல் இன்ஜினியர்டே டிசைன் டிசைனாக இருக்கும் ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக பிஎஸ் சிக்ஸில் வந்து அப்டேட்டடாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தா நேவிகேஷன் ட்ரிப் கொடுத்துருக்காங்க ஈவன் எது லாங் ட்ரிப் நீங்கள் போகிறதுக்குலாம் யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போகிறதுக்கு ரூட் தெரியலனா கூட நீங்கள் எஸ் ட்ரிப்பர் நேவிகேஷன் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டுக்கலாம் அதுவே கைட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஸோ அடிஷ்னல் டிசைன்ஸ் பார்க்கும்போது இந்த வைசர் நியூ டிசைன் இதில் கொடுத்துருக்காங்க நியரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கிடையாது இந்த கேரேஜ் இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இப்போ லாங் டைம் நீங்கள் வந்து கேரேஜ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அதனால என் ஃப்ரண்ட் ஃபேஸிங் பார்க்கலாம் ரொம்ப அக்ரெசிவான லுக் வந்து வின்ஷீல் டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஒரு ஒரு கர்வி டைப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ப்ளஸ் வந்து Royal Enfield traditional round lights இது நார்மல் கிளாசிக்கை விட இந்த லைட் இன்ச்சஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஹாலோஜன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து கீழே பார்த்தீங்கன்னா பைலட் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்இடி பைலட் e லைட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம் இதில் வந்து ஏன் ரெண்டு மட்கா டைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இதோட டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் வந்து ஒன் தேர்ட்டி எம்எம் ரொம்ப லாங்கான ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள்ன்றதுனால சேரோ சகதியோ ஏதோ வந்து இதை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு மட்காட் யூஸ் பண்ணியிருக்காங்க வெஹிக்கிளோட செல்ஃப் ஸ்டார்ட் கீக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு இண்டிகேட்டர் சுவிட்ச் மாதிரி ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு எமர்ஜென்சி சுவிட்ச் அந்த சுவிட்ச் நம்ம ஆன் பண்ணிட்டோன்னா ஓவரால் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே சேம் டைமில் எல்லாமே பிளிங்க் ஆகும் வெஹிக்கிளோட ஹெட்லைட் ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க விசிபிலிட்டி கம்மியாக தான் தெரியும் இது வந்து நார்மல் வெஹிக்கிளோட இன்ஜின் ரோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வெஹிக்கிளோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்ஜின் சவுண்டோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க எக்ஸாஸ்ட்டே வந்து கொஞ்சம் ஸ்லோப்பியாக மவுண்ட் பண்ணியிருக்காங்க கீழே வந்து இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரேஷியோவும் எக்ஸாஸ்ட் ரேஷியோவும் பக்காவாக மேட்ச் ஆகுது வெஹிக்கிளோட டிரான்ஸ்மிஷன் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா five gear gear box five gears கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து ட்ரைவ் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ட்ரைவ் பண்ணும்போது கியர் பாக்ஸ் வந்து இன்ஜினும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இருக்குது இந்த இடத்துல வந்து நம்மளோட டை அண்ட் நீஸ் வந்து இந்த இடத்துல வந்து லைட்டாக அது மேலே வந்து நம்ம சப்போர்ட் கொடுத்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இருக்குன்ற இது வெஹிக்கிளோட ரியல் லைட் பார்த்தீங்கன்னா ரியலில் வந்து ஃபுல்லாக எல்இடி லைட்ஸ் கொடுக்குறாங்க ஃப்ரண்ட்டில் ஹாலஜன் ஹெட்லாம்ஸ் பார்த்தோம் ரியலில் வந்து எல்இடி லைட்ஸ் e கொடுக்குறாங்க இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே normal bulb type indicators rear மட்காரும் வந்து ஃபைன் கலர் பாடி கலர்ஸே யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வெஹிக்கிளோட ரியர் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு செவன்டீன் இன்ச் வீல் இதுலேயும் வந்து single piston caliper brakings use பண்ணியிருக்காங்க two thousand twenty one major changes பார்த்தீங்கன்னா கிராப் ரைட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு செவன் கேஜி லோடு வரைக்கும் நம்ம இதுலேயே வந்து இது பண்ணிக்கலாம் வெஹிக்கிளோட ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு வெயிட் இது ஆப்ஷன் இருக்குது வெயிட் ஹோல்டிங் ஆப்ஷன் அதை நம்ம பார்க்கலாம் வாங்க ஹிமாலயாஸில் வந்து ஹிமாலயனில் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸ் டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாயிண்டர் ஹோல்டிங் ஹிட் இது எதுக்குன்னா லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது நம்ம வந்து பெட்ரோல் கேனே வந்து இதில் நம்ம ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் இந்த ராயல் என்ஃபீல்டுன்ற இந்த பிளேட்டை எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு வெஹிக்கிள் பை பண்ணும்போது கிட்டு மாதிரி ஒன்று இது நம்ம அடிஷ்னலாக பை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கிட்டை இதில் ப்ளேஸ் பண்ணிட்டா நம்ம கேன்ஸ் ஆஃப் பெட்ரோலே இதில் வந்து ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்க்கலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஓரோ மீட்டர்ஸ் அண்ட் வந்து ஸ்பீடோ மீட்டர் அங்கே ஓரோ மீட்டர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் அண்ட் அனலாக் டைப்பில் இருக்குது ப்ளஸ் வந்து வெஹிக்கிளோட indications neutral battery warning ABS and highlight indication options எல்லாமே கொடுத்துருக்காங்க indicator option engine filter engine ABS filter and வந்து ஹைபீம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இது வந்து வெஹிக்கிளோட டேச்சா மீட்டர் டேச்சா மீட்டர் இந்த சென்ஸ் ஆர்பிஎம் மீட்டர் இதுதான் வந்து ஹிமாலயனில் அடிஷ்னலாக இது ஃபியூச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க மீட்டர் த்ரீ ஃபிஃப்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி வந்து ஒரு இது நம்ம டியூட்டி நாட்சோட கனெக்ட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட காம்பஸ் காம்பஸ் இந்த சென்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் அந்த மாதிரி அந்த டைரக்ஷன்ஸ் நமக்கு காமிக்கும் இது வந்து ஃபியூல் கேட்ச் உங்களுக்கு டவுட் வரலாம் ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக்கே வந்து நல்லா தானே இருக்குது அந்த வெஹிக்கிள்ஸே வந்து டெரைன்ஸில் யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பட் வந்து ராயல் என்ஃபீல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி அவுட்டிங்ஸ் வந்து அந்த லோக்கல் ட்ரிப்ஸ் இது எல்லாத்துக்குமே பயங்கர சூப்பரான வெஹிக்கிள் ஒரு பவர் அவுட்புட் அந்த ஒரு ஸ்லோப்பி ரீஜன்ஸ் ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்போர்ட்டிவாக வெஹிக்கிளை வந்து அவங்க ட்ரீம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு ஃபிஃப்டி சிசி இன்க்ரீஸ் பண்ணி அதாவது இதோட சிசி பார்த்தீங்கன்னா four hundred and eleven CC vehicle அது அந்த சிசி இன்க்ரீஸ் பண்ணி வெஹிக்கிளோட ground clearance and wheel base எல்லாமே பெருசு பண்ணியிருக்காங்க இதோட நம்ம பற்றி பேசணுன்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்எஸ் ஃபோர் டென்ன்ற இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்எஸ் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா லாங் ஸ்ட்ரோக் லாங் ஸ்ட்ரோக்குன்றது வந்து ராயல் என்ஃபீல்டோட டிஎன்ஏஎஸில் வரது அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து லாங் ஸ்டோக் இன்ஜின்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரண்ட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து வெஹிக்கிளுக்கு வந்து ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க மெரேஜ் சில்வர் அண்ட் வந்து பைன் கிரீன் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்து பைன் க்ரீன் தான் நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ளஸ் வந்து இதில் இன்னொரு மேஜர் டிசைன் ஆஸ்பெக்ட்ஸில் சேஞ்ச் பண்ணியிருக்கிறது என்னென்னா இந்த விண்ட்ஷீல்டை வந்து டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க முன்னாடி இருக்கிறது வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும் இதை வந்து ஒரு கோவி கட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து ஹிமாலயன் இதோட இன்ஜின்ஸ் இது பார்த்தீங்கன்னா இது வந்து single cylinder four stroke and four valve engine cooling systems பார்த்தீங்கன்னா லடாக் அந்த மாதிரி அட்மாஸ்பியர்ஸில் யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து டுவல் கூலிங் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க டுவல் கூலிங் சிஸ்டம்ஸ் எதுக்குன்னா வந்து ரொம்ப கூலிங் அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து ஆயில் ஃப்ரீஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னும் போது ஏர் கூல்டு சிஸ்டம்ஸும் கொடுத்துருக்காங்க ஆயில் கூல்டு சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் ஆயில் கூல்டு சிஸ்டமோட இது ரேடியேட்டர் அசம்பிளி ப்ளஸ் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து நமக்கு இன்னொன்று ரொம்ப கிளியராக தெரியுது சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டரும் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரியுது நம்ம வந்து சைட் ஸ்டாண்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணமோ அந்த பட்டன் வந்து உள்ளே என்கேஜ் ஆகிருது ப்ளஸ் வந்து foot pegs and gear levers எல்லாமே வந்து ரொம்ப மேட் ஃபினிஷ்லேயே முடிச்சிருக்காங்க வெஹிக்கல் இது பண்ண ப்ளஸ் இன்னொன்று வந்து மேஸ் வர ராய ஆரி வெஹிக்கல்ஸ் அண்ட் மற்ற வெஹிக்கல்ஸ் எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வந்து இப்போ வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க இந்த வெஹிக்கிளும் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க வெஹிக்கிளோட வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா sixty four sixty twenty one inch sport wheels கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஸ்போர்ட் வீல்ஸ் வந்து ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம் ஏன்னா வந்து ஆஃப் ரோடிங் பர்பஸ்க்கு வந்து அலாய் வீல் செட் ஆகும் ஸ்போர்ட் வீல்ஸ் தான் ரொம்ப இதுவாகும் அதனால் ஸ்போ ஸ்போர்ட் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து சஸ்பென்ஷனும் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து ஒன் தேர்ட்டி மில்லிமீட்டர்ஸ் வந்து ட்ராவலிங் டிஸ்டன்ஸாக இருக்குது ரொம்ப ரைடர்ஸ்க்கு வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும் ட்ரைவ் பண்ணணும் இன்னொரு பெரிய மேசிவான இந்த வெஹிக்கிளில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து டூ டுவெண்ட்டி எம்எம் இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வெஹிக்கிளோட ஓவரால் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா two thousand nineteen millimetres length and வந்து eight hundred and forty millimetres of width இருக்குது வெஹிக்கிளில் வெஹிக்கிளோட ஹைட் பார்த்தீங்கன்னா thousand three sixty mm height plus வந்து வெயிட்டோட overall kilograms weight and kilograms பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ராயல் என்ஃபீல்ட்ஸோட யூனிக் டெக்னாலஜியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எஃபிஷியண்டான வெஹிக்கிள் அது வந்து ஒரு long term service maintainability long term reliability அந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் இந்த வெஹிக்கிளோட ஒரு மெயின் ஃபியூச்சர் என்னென்னா இன்ஜின்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கவுண்டர் பேலன்ஸ்னு ஒரு இது யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கவுண்டர் பேலன்சிங் டெக்னாலஜி வந்து வெஹிக்கிளோட வைப்ரேஷன்ஸை வந்து டிரைவிங்கில் ரொம்ப ஸ்மூத் ஆகி கொடுத்துருக்கு அந்த கவுண்டர் பேலன்ஸ் தான் வந்து இந்த வெஹிக்கிளோட இன்னொரு பெரிய ஹைலைட்னு சொல்லலாம் வெஹிக்கிள் என்ஜின்ஸ்லேயே வந்து ஒரு நியூ டெக்னாலஜி ராயல் என்ஃபீல்ட் செக்மெண்ட்ஸ்லேயும் வந்து மோனோகோ ஷா சஸ்பென்ஷன்ஸ் வந்து ஹிமாலயனில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் செக்மெண்ட்டில் இன்ஜின்ஸ் மாற்றிருக்காங்கன்ற மாதிரி இதில் வந்து மோனோகோக் சஸ்பென்ஷனை வந்து இந்த வெஹிக்கல் ஹிமாலயனில் மட்டும்தான் ராயல் என்ஃபீல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மோனோகோக் சஸ்பென்ஷனோட அட்வான்டேஜ் என்னன்னா இதை வந்து நம்ம six types of adjusting use பண்ணிக்கலாம் அதாவது நம்ம வெயிட் ஜாஸ்தியாக ஏற்றுறோம் கம்மியாக இது பண்ணுறோம் அந்த மாதிரி நம்ம வந்து சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் இயர்ஸ் இதை வந்து நம்ம ஸ்டாபி வீலிங் ப்ளஸ் வந்து ஹில்லி அட்வென்ச்சர் வெஹிக்கல்ன்றதுனால வந்து நம்ம டிரைவ் பண்ணும்போது எந்த ஒரு பக்கமும் இழுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம டியூவல் சேனல் ஏபிஎஸ்ல எது வேணாலும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் வைஸ் வைஸ்